வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் நிஃப்டி கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு ஸோ இது நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும் அதில் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கமாடிட்டிக்கு இந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் சரி இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட் நல்ல ரேலி வந்து கொடுத்துச்சு இன்னைக்கு ஸோ நிஃப்டி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலி டவுனில் தான் இருந்துச்சு நேற்று ஓப்பனிங்கே வந்து பயங்கர டவுனு மார்க்கெட் பயங்கர ரேலியில் டவுனில் தான் வந்து இறங்குச்சு எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் தான் வந்து இருந்துச்சு ஸோ அது நாங்கள் மார்க்கெட் நேற்று அப்சர்வ் பண்ணதில் மார்க்கெட் நேற்று ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸை டவுன் சைடு பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்ததுனால நேற்று நாங்கள் எந்த போர்ஷனும் வந்து நிஃப்டியில் எடுக்கலை ஏன்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஆப்போசிட்டாக காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள போர்ஷனுக்கு போகல பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து ஓவரால் ட்ரெண்ட் இன்னும் பையிங்கில் தான் இருக்குது ஈவன் எங்களுடைய இன்ட்ராடே ட்ரெண்டு செக் பண்ணோம் அதுவுமே வந்து பையிங்கில் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸும் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து அப்சைடில் தான் வந்து கொடுத்துச்சு ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு ஸ்ட்ராட்டஜியோட ஒத்து போச்சு இன்றைக்கி ஸோ அதனால் இன்றைக்கி பை பண்ணி நிஃப்டியை மேலே வந்து எய்ம் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து பை பண்ணால் நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும் ரேலியில் நல்ல ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியை வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணோம் நாங்கள் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி டவுன் தான் டவுன் சைடு தான் வந்து போச்சு மார்க்கெட் பட் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அதோட ஸ்டாப் பண்ணாமல் வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணோம் ஏன்னா இன்றைக்கி டே லோ கிட்டக்காயாச்சு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்போதைக்கு இன்றைக்கி லாஸ் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டேலோ கிட்டேயே வந்து வரவே இல்லை ஸோ அந்த ரேஞ்சு கிட்டக்க வரும்போதே டக்குன்னு ஒரு ஸ்பைக் மாதிரி வந்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஸோ ரெக்கவர் பண்ண ஆரம்பித்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஹையவே வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு ஸோ அப்படி பிரேக் அவுட் பண்ணிட்டு போனதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபைவ் லாட்ஸ் மட்டும் ஒரு ஓப்பன் போர்ஷன் வச்சுருந்தோம் ஸோ அந்த ஃபைவ் லாட்ஸை புக் பண்ணால் அப்படின்னா நல்லா ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றனால அதை மட்டும் புக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஸோ மார்க்கெட் அதுக்கு முன்னாடி இதில் சில விஷயங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாகவும் கொஞ்சம் வந்து ஒரு டேர்ன் ஓவர் நடந்துச்சு அதாவது மார்க்கெட் ஃபஸ்ட்டு லெவன் தௌசண்ட் ரேஞ்சை வரவே முடியாமல் இருந்துச்சு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் ரேஞ்சில் ரொம்ப நாளாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக கொரோனா வைரஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறது டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி இறங்கிச்சு கண்டினியூஸ் டவுன்லைன் வந்து இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்லாக் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்துக்கு வந்து முடிய போகுது அவ்வளோதான் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு அன்லாக் ஸோ அடுத்த அடுத்த கட்ட தளர்வுகள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பாஸ்ட் நியூஸஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஈவன் சினிமால் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்ததுனால ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுச்சுன்னா ஓரளவுக்கு கன்சிடரேஷனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பாஸ்டிவ் நியூஸாக ஐநாக்ஸ் பிவிஆர் இவங்களுக்குலாம் வந்து பார்க்க பார்க்கப்படுது ஸோ பழையபடி இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு சம் திறந்து தேட்டர்ஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் ஹைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கதாகவும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிச்சு ஸோ இதனால் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆச்சு நாங்களும் ஃபண்டமெண்டல் நியூஸஸ் கொஞ்சம் நல்லா வருது நாளைக்குலேருந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வேறு வரும் ஸோ அதனால் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிவிட்டு பையிங் வந்து போயிருந்தோம் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் வேறு ஒன்றுமே நாங்கள் பார்க்கல டெக்னிக்கலாக பார்க்கும்போது எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து கீழே எங்களுக்கு பையிங் ட்ரெண்டில் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே அப்படியே வந்துட்டே இருந்துச்சு ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி eleven thousand fifty break out ஆகிற வரைக்கும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக பையிங் ட்ரெண்டு தான் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ten thousand nine hundred break out ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து நிஃப்டி பையிங் ட்ரெண்டில் ஓவரால் ட்ரெண்டு வந்து பையிங்கில் தான் வந்து போயிட்டே இருந்திருக்கு ஈச் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆகலையும் வந்துட்டு எங்களுக்கு வந்து மார்க்கெட்னுடைய மூமெண்ட் நல்லா வந்து ரெக்கவரி கொடுத்துருக்கு ஸோ நாங்கள் இன்றைக்கி வெயிட் பண்ண காரணம் கூட அதுதான் ப்ரீவியஸாகவும் இதே மாதிரியே பிரேக் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் கீழே போனாலும் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துச்சு இந்த மாதிரி நிறையா டைம் நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ டவுன் சைடு போயிட்டு ரெக்கவரி வந்து தருது ஹை கட் ஆச்சு அப்படின்னா பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் ஸ்ட்ராட்டஜியில் ஆஃப்டர் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்ட்ராங்கான என்ட்ரி வந்து எடுத்தோம் ஸோ அப்படி என்ட்ரி எடுத்ததில் எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டீ கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி ட்ரேட் பண்ண ஓப்பனில் தான் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணோம் ஸோ ஓப்பனில் இருந்த ஃபைவ் லாட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கவர் பண்ணியிருந்தோம் ஸோ ஓப்பனில் இருக்க ஃபைவ் லாட்ஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ ஓப்பனில் இருந்த போர்ஷனையும் கவர் பண்ணோன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் ரேலி கொடுத்துச்சு பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கவர் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எங்களுக்கு லெவன் தௌசண்ட் தான் வந்து ஃபினிஷ் ஆச்சு ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் இறங்கையில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நிறையா போர்ஷன் வச்சுருந்தோம் ஆக்சுவலி ஓப்பனிங்கில் அது எல்லா எல்லா லாட்டையும் வந்து கொஞ்சம் டவுன் வரையில் கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம் ஸோ ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் லாஸ் வரையிலே புக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவர் பண்ணோம் ஸோ கவர் பண்ணிவிட்டு அடுத்து பேலன்ஸ் இருக்க லாட்டை வச்சு ஆவரேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம் அப்படி வெயிட் பண்ணதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேலியில் அப்வர்டில் மார்க்கெட் வந்து ஏறிச்சு ஸோ அதில் வந்து நாங்கள் இந்த டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் வந்தோடனே வந்து டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில் மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் இந்த டூ ஃபிஃப்டி ரேஞ்சுக்கிட்டக்க டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே வரையிலலாம் மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆயிடுது இல்லாட்டினா அங்கேருந்து ரிவர்சல் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஸோ இந்த காரணத்துக்காண்டி கவர் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிற அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி